என் சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்ததுமா எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தது ரொம்ப வெரி வெரி சூப்பர் காஸ்டியூமும் நல்லா இருந்தது பாட்டு செலெக்ஷனும் நல்லா இருந்தது இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னே தெரியல பாராட்டுகிறேன் வாழ்த்துக்கள் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது அடுத்ததாக நளினி அவங்க வரணும் அதுக்கப்புறம் தினேஷ்குமார் சந்திரசேகரன் ஜெகதா கபிலன் அவங்கெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிங்க முன்னாடி வாங்க அடுத்ததாக நளினி